ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் பிரான்சன் போன வீடியோ தான் பிரான்சன் போன வீடியோ ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ என்னென்னா நாங்கள் ஹோட்டலில் டூ டேஸ் ஸ்டே பண்ணது வீடியோ ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாமா வெளியே போகலாமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது இதே கொஸ்டின்ஸ் எங்களுக்கு நிறையா இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து சேஃப்டியாக மாஸ்க் சானிடைஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அதே மாதிரி ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சானிடைஸ் பண்ணி எல்லாம் க்ளீனாக நமக்கு ஹேண்ட் தராங்க ஸோ எந்த வித பயமும் தேவையில்ல அதேமாதிரி நாங்கள் ஃபன்சிட்டியும் போயிருந்தோம் ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அவங்க வந்து சானிடைஸ் ஸ்ப்ரே பண்ணுறது வைப் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம எப்பயுமே வந்து சானிடைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மாஸ்க் போட்டு டிஸ்டன்ஸ்லேயே இருந்தோன்னா நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே ஸோ நான் ஏன் இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறேன்னா, நாங்கள் ஜான்வரியில் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா? இல்லையா? அதெல்லாம் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறோம் சரி நாங்கள் எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்கோம். நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய். come in from shopping, so I, I don't, I just to Thank you. Thank you, sir. bed. Yes, bed's my favorite. I'm gonna jump on the bed. Jump on the bed. Yeah. Jumping, on the bed. I'm jumping on the bed. Ini kasih, ini nggak? Anak ye, ye, ye, ye, ye, ye, ye, ఇంచిన వాళ్ళు ఇంకా అమ్మ అమ్మ అమ్మ Thank you. Total destruction. Let's go!